அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் crude oil one minute chart பார்க்குறோம் இன்றைக்கி டே பாருங்கள் செப்டம்பர் ஃபோர்டீன் டைம் இப்போ ஒரு டுவெல் ஓ கிளாக் கிட்ட ஆகுது ஸோ எவ்ரிடே வந்து ஒரு டுவெல் பிஎம்க்கு அப்புறம் நமக்கு மார்க்கெட்டில் என்ன மாதிரி கால் வருது வர்ற கால் எப்படி மொமெண்டம் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணுறோம் ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பை கால் ஜென்ரேட் ஆனது மார்க்கெட்டில் மொமெண்டம் போயிட்டுருக்கு பட் நம்ம வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு டுவெல் பிஎம்க்கு அப்புறம் என்ன மாதிரி கால் வருது அப்படின்றத அனலைஸ் பண்ணுறோம் so current situation of twelve PM வந்து இதுதான் ஸோ இப்போதைக்கு நமக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பையிங் மொமெண்டமில் இருக்குன்றனால நமக்கு அந்த மொமெண்டம் எப்போ சேஞ்ச் ஆகுதோ அப்போ தான் நமக்கு காலே வந்து ஜென்ரேட் ஆகும் அதாவது நமக்கு எப்போ டவுன் சைடு இறங்க ஆரம்பிக்குதோ அப்போ தான் செல் கால் ஜென்ரேட் ஆகும் ஒரு பிரேக் அவுட் ஆகிட்டு இது எல்லாமே ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் தான் ஸோ சும்மா நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி டெய்லி சார்ட் பார்ப்பீங்க அதில் வர கால்ஸ் பார்த்து ட்ரேட் பண்ண போகிறீங்க டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் தேர்ட்டி ஆகுது நமக்கு அந்த பை கால் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நல்லா மேலே போய் டார்கெட்லாம் பிரேக் அவுட் பண்ணுச்சு பட் ஒரு டுவெல் டுவெண்ட்டிலேருந்து பாருங்கள் கண்டினியூஸாக ஒரு டவுன் சைட் மொமெண்டம் அந்த மொமெண்டம்னால நமக்கு இப்போ ஃபைனலாக ஒரு டுவெல் தேர்ட்டிக்கு ஒரு பெரிய டவுன் அதில் நமக்கு டவுனே பிரேக் அவுட் ஆகி செல் கால் ஜெனரேட் ஆகிருக்கு ஸோ லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஒரு கால் ஜெனரேட் ஆகிறதுல இந்த சார்ட் பார்க்குறக்கு இப்படி தான் இருக்கும் ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு sell at six nine twenty four அப்படின்னு செல் கால் வந்திருக்கு ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த என்ட்ரி பாயிண்ட்டில் ரொம்ப அழகாக ஒரு ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிடலாம் அடுத்து கீழே இருக்க லைன்ஸ் தான் டார்கெட் லைன் மேலே இருக்க லைன் ஸ்டாப் லைன் நீங்கள் இதை ஒரு சப்போர்ட்டிங் டூலாக யூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதில் வர ட்ரெண்டை மட்டும் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு ஒரு கால் மாதிரியே கிடச்சா நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட் அதுக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் entry point target one and two stop லாஸ்னு ஒரு கம்ப்ளீட்டான கைடோட உங்களுக்கு வந்து இருக்கும் நீங்கள் இதில் வர கால்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறனால பண்ணிக்கலாம் இல்லை உங்களுடைய ஓன் டார்கெட்ஸ் ஏன்னா நிறைய பேர் பத்து பாயிண்ட் டார்கெட் வைப்பீங்க நிறைய பேர் தேர்ட்டி பாயிண்ட்ஸ் டார்கெட் வைப்பீங்க அந்த மாதிரி நீங்கள் ஓன் டார்கெட் வச்சு ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒன் மினிட்லேயே நம்ம ஒரு டென் பாயிண்ட் டவுன் வந்துச்சு அதை நம்ம லைவாகவே பார்த்தோம் செகண்ட் கேண்டில் ஸ்லோவாக ட்ரேட் பண்ணாலும் பட் தேர்ட் கேண்டில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டவுன் சைட் மொமெண்டம் அதனால் நமக்கு ஜென்ரேட் ஆன செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா eighteen point actually first target அந்த எயிட்டீன் பாயிண்ட் டார்கெட்டை ஜஸ்ட் ஒரு த்ரீ மினிட்ஸ் ஆஃப் ட்ரேடிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட் ஒன்று பிரேக் அவுட் பண்ணுச்சு அடுத்து இன்னும் ஒரு நெக்ஸ்ட் டூ மினிட்ஸில் அதாவது வித்தின் ஃபைவ் மினிட்ஸ் ஆஃப் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு செகண்ட் டார்கெட் ரேஞ்சும் பிரேக் அவுட் வந்து கொடுத்துச்சு ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு இந்த சார்ட்டில் லைவ் மார்க்கெட்டில் நமக்கு ஜென்ரேட்டான செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட்ஸை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு எவ்ரிடே நீங்கள் இந்த மாதிரி இந்த சார்ட்டை சும்மா ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறீங்க அதில் வர கால்ஸை பார்த்து ட்ரேட் பண்ண போகிறீங்க அவ்வளோதான் உங்களுடைய வேலையாக இருக்கும் இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியான சார்ட்டாக இருக்கும் யார் வேணாலும் சரி பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிற மாதிரி நாங்கள் ஈஸியாகவும் டிசைனும் வந்து பண்ணியிருக்கோம் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க இதை பற்றின டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ